அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் மே ஐந்தாம் தேதி வந்து இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட டீசர் வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி வெளியாக இருக்கு பெரிய சர்ச்சையை இந்த டீசர் வந்து கிளப்பிருக்கு Shalini Unnikrishnan a Hindu from Kerala Tell me, when exactly you joined ISIS? என்ன சர்ச்சை அப்படின்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து இது கேரளா ஸ்டோரி அப்படின்னா இது மலையாள படமாக இருக்கும்னு நம்ம நினச்சோம் ஆனால் இது மலையாள படம் கிடையாது இது ஒரு ஹிந்தி படம் ஆனால் தமிழில் தெலுங்குல மலையாளத்துலேயும் ஹிந்திலையும் வந்து டப் ஆகி வர வர வர இருக்கிற ஒரு இந்திய படம்னே சொல்லலாம் இந்த படம் அப்படி என்ன சர்ச்சை கிளப்பிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லவ் ஜிஹாத் கான்செப்ட் வந்து எப்படிப்பட்ட கான்செப்ட் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு நாடக காதல் அதாவது இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கவங்க வந்து இடைநிலை சாதியில் இருக்கிற பெண்களை வந்து கவரத்துக்காக பைக்கு புது ஃபோனு கொஞ்சம் ஆடம்பரமாக தன்னை காட்டி கொண்டு இடைநிலை சாதி பெண்களை வந்து கவர்ந்து அவங்களோட சொத்து ஆட்டை போகிறதுக்காக இந்த நாடக காதல் நடத்துகிறாங்க இது திட்டமிட்டே வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துது இது பின்னாடி வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அதனால் நாடக காதல் முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகள் அது மூலியமாகவே வந்து அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதே போல் இது வந்து சாதிக்கு நாடக காதல் அப்படிங்கிறது சாதிக்கு அப்படின்னா லவ் ஜிகாத் அப்படிங்கிறது வந்து மதத்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய அவங்களோட பெண்கள் அவங்களோட பசங்களை வச்சு இந்த மாதிரி மாற்று மதத்தில் இருக்கிற அதாவது ஹிந்துவாக இருக்கிறவங்க கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய பசங்களை பெண்களை கவர்ந்து அவங்க வந்து அவங்க மதத்துக்கு இழுக்கக்கூடிய வேலையை வந்து கேரளாவில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து ஒரு கருத்தாக சொல்ல வராங்க முதல்ல அவங்களோட பழகுங்க அப்புறம் அவங்கள குடும்பத்திலேருந்து பிரிங்க அப்புறம் அவங்கள நம்மள ஒருத்தராக மாற்றுங்க தேவைப்பட்ட கர்ப்பமாக்குங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த படம் வந்து உண்மை கதை அப்படின்னு சொன்னதான் ரொம்ப வியப்பு ஏன் வியப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கேரளா பெண்கள் வந்து இந்து மதத்திலிருந்தும் கிறிஸ்டின் மதத்திலிருந்தும் கிறிஸ்துவ மதத்திலிருந்தும் இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியராக மாற்றப்பட்டிருக்காங்க அது திட்டமிட்டே மாற்றப்பட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா இந்த படத்தில் டீசர் ஒரு ரெண்டு நிமிஷம் காணொலி இருக்கு அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சக தோழிகள் அதாவது இஸ்லாமிய தோழிகள் உள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணுறது வெளில போகிறது அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பசங்களை வச்சே அந்த பொண்ணுங்களை சீண்ட வைக்கிறது யார் இஸ்லாமிய தோழிகள் அப்போ அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறது நீங்கள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அல்லா தண்டிப்பார் அதுவும் இல்லாமல் இந்த சமூகம் வந்து இன்னும் சீராக இல்லை அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு புர்கா தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புர்கா போட வைக்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் சரி எங்களோட முறைப்படி கல்யாணம் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வழியை வந்து சக தோழிகளுக்கு வந்து கடத்துறது மறைமுகமாக கடத்துறது அதே மாதிரி இஸ்லாமிய ஆண்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து இயல்பாகவே எல்லா இந்து பெண்களுக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மதத்தை வந்து பார்க்காதீங்க இதை கடந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே திட்டமிட்டு இது ஒரு லவ் ஜிகாத் அப்படிங்கிறதா இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க இதனால முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் இந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய தழுவி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் மதமாற்றம் மட்டும் இங்கே நடக்கலை இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு இருபது சதவீதம் பெண்கள் வந்து ஐஎஸ்எஸ் அதாவது ஐஎஸ்ஐஎஸ் இந்த தீவிரவாத அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஈராக் போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுறாங்க இஸ்லாமியர் மாறினதுக்கு பிறகு அவங்க வந்து அல்லாக்கு அவங்களை அர்ப்பணிச்சதுனால அவங்க சாகவும் துணிஞ்சிடுறாங்க மனித வெடிகுண்டா மாறத்துக்கு கூட அந்த பெண்கள் வந்து தயார்படுத்துறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க மண்டை கழுவுறாங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட இந்து பெண்கள் மதமாற்றம் செஞ்சு இந்த மாதிரி தீவிரவாத செயலுக்கு வந்து இந்து பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து அது வந்து பொய் அது வந்து ஃபேக்கு அது வந்து எந்த அடிப்படையில் அவர் எடுத்தார் அப்படிங்கலாம் தாண்டி நிறுவிட்டாங்க என்னன்னா இது வந்து இன்ஸ்பைர்லாம் கிடையாது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது பல சர்ச்சைகளை கிளப்பி இந்த படம் வந்து வெளிவர இருக்கு எங்களோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டோம் இதுக்கு என்னதான் தெரிவு இப்படியே போச்சுன்னா கேரளா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயிடும் இந்த படத்தை எடுத்த சுஜிதா சென்னோ இல்லை வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் விபுல் ஷான்னு சொல்கிறாங்க அவர் வந்து சன்சேட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அந்த ப்ரொடக்ஷன் கீழே தான் அந்த படங்கள்லாம் வெளி வெளியாகுது இவங்க வந்து தெரியாதனமாக இந்த படத்தை எடுத்துட்டாங்களா இந்த கதைகளை தேர்ந்தெடுத்துட்டாங்களா இல்லை இந்த படத்தை உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க வந்து கான்ட்ரவர்சி அதாவது சர்ச்சைக்கு பேர் போனவங்க சர்ச்சையிலேயே உருண்டு பிறண்டு தான் அந்த படத்தெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்மா ஓல் மாங்க்கு அப்புறம் லக்னோ ஃபைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய படங்கள் எடுக்கக்கூடியவர் அதே மாதிரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே கான்செப்ட் தான் படம் எடுத்திருக்காரு எப்படி வந்து மத மாற்றங்கள் நடக்குது லவ் ஜிஹானுங்கிற பேரில் வந்து எப்படி இந்து பெண்கள் வந்து இஸ்லாமியத்தை தழுவி போகிறாங்க அப்படிங்கிற கதை ஏற்கனவே டாக்குமெண்ட்ரியாக வந்து ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு எடுத்திருக்காங்க அப்பயும் பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு அந்த எதிர்ப்பை பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நம்ம வந்து அதாவது இந்த கதையை இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நம்ம படமாக பண்ணணும் மக்கள் இன்னும் நிறைய பக்கம் பேர்ட்ட போய் சேரணும் அப்படின்னா நம்ம பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி தான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஹாலிடேவாக இருக்கட்டும் ஃபோர்ஸ் டூ கமாண்டோ இது எல்லாமே நம்ம தெரியும் கிட்டத்தட்ட ஆர்மி ரிலேட்டடாக தேசப்பற்று தூண்டுற அளவுக்கான படங்கள் தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்ச்சியாக பண்ணிட்டே வராங்க அதுவும் கான்ட்ரவர்சி பேஸ் பண்ணி தான் படமே வந்து மேக் பண்ணுவாங்க என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா தானே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கும் போது படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி வாய்ப்பை ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறனால இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுட்டு இருக்காங்க இவங்க சொல்கிற மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து மதமாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து மறுக்கலை அது அந்த செய்தி உண்மைதான் ஆனால் எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூன்று பெண் மூன்று இஸ்லாமிய பெண்களோட உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க டீசரில் வந்து என்ன முதல்ல வரும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களோட அதிர்ச்சி சம்பவம் பகிரங்கம் அப்படின்னு ஒரு ஒரு அதிர்ச்சி தகவல் மாதிரி முதல்ல டீசரில் கொடுத்துட்டு எதிர்ப்புலாம் வந்ததுக்கப்புறம் அந்த செய்தி உண்மைதான் ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த படத்தில் முக்கியமாக வர மூணு பெண்கள் கர கதாபாத்திரங்கள் இருக்குது எப்படி வந்து இஸ்லாமுக்குள்ளார வந்து போனாங்க அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க இதில் வந்து பெருசாக வந்து நமக்கு அறியப்பட்ட முகங்கள்லாம் யாரும் தெரியல இப்போது வெந்து தணிந்தது காட்டில் சிம்புக்கு ஜோடி சித்தி தானி அவங்களும் அப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ் வந்து கோகிலா இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்காங்க ஆனால் இந்த படம் வெளிவரதுக்கான எதிர்ப்பு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கேரளா நாட்டு முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சங் பரிவாரோட திட்டமிட்ட ஒரு ப்ரொபகண்டா இது வந்து இந்த படத்தை நாங்கள் புறக்கணிக்க நாங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கலவரங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த படம் வெளிவந்தா வெளிவரத்துக்கான அந்த வழிவகை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு அதே மாதிரி கன்னடத்திலேயே படம் வரப்போகுது அதனால இப்போ வந்து கே கர்நாடகாவில் எலெக்ஷன் போயிட்டு இருக்க சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சாளர்கள் முக்கியமாக எல்லா கட்சியில் இருக்க முக்கிய பேச்சாளர்கள் வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதை தவிர்க்கணும் ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கு மோதல் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் தேர்தல் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத மறைமுக செய்தியாகவே வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கே வந்து பல பேர்கள் மனு போட்டிருக்காங்க நிறைய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இந்த படத்துக்கு தடை வாங்க சொல்லி இது இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை தடை கேட்டு வந்து உச்சநீதிமன்றம் அணுகியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் சொல்ல சொல்லப்படலை அப்படியே நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னாலும் சர்டிஃபிகேஷன் டீம் அந்த படத்தில் அப்படி தவறான கருத்து இருந்துச்சுன்னா அது எப்படி சர்டிஃபிகேஷனை தாண்டிருக்கும் நீங்கள் வந்து அந்த பெஞ்ச் நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பொருட்படுத்தல யார் யாரெல்லாம் வந்து தடை கேட்குறாங்களோ இல்லை வந்து இந்த படத்தை புறக்கணிக்கணும் இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க அவங்களோட எந்த ஒரு கோரிக்கையுமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து செவிசாய்க்கள் தான் சொல்கிறாங்க அது அதாவது புறக்கணித்தாங்க இது ஒரு மேட்ரே இந்த படம் வெளியே வரனால எந்த சிக்கலும் ஏற்பட இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் உலக சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பல போராட்டங்களோ இல்லை கலவரங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ச்சி தகவல் வந்து யார் பெருசாக மறுத்து மறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து சசி தரூர் அவர் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆமாம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்துக்கள் வந்து இந்து பெண்கள் வந்து இந்து பெண்களோ கிறிஸ்துவ பெண்களோ வந்து இஸ்லாமிக்கு மாறி இருக்காங்க அதுவும் கேரளாவில் நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பரிசு அறிவிச்சிருக்காரு அது வந்து என்னன்னா என்ன என்ன இதை காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கேரளா நடக்கல அப்படின்னு அவர் உறுதித்தன்மையாக இருக்கார் அதுதான் அது காட்டுது இப்போது இந்த வேலையை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை வந்து பார்லிமெண்ட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி ஒன்று சொன்னார் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நீங்கள் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி உங்களால் வந்து தென்னாட்டை ஆள முடியாது அதாவது தமிழ்நாட்டை உங்களால் ஆளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கிட்ட கை சவால் விட்டுருந்தார் அப்படிப்பட்ட ஸ்டேட்டுகள்லாம் வந்து எப்படி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாங்க பாஜக அப்படி தான் காஷ்மீரில் நீங்கள் தலையிலனாலும் பாஜகவும் ஆளை விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வருது அதே மாதிரியே இப்போது கேரளாவில் இந்த படம் இந்த கேரளா ஸ்டோரி வந்திருக்கு நமக்கு என்ன படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாத்தையுமே தெரியும் அண்ணாமலை வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் ஓடலை ஆனால் கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற இந்த படத்தை மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இஸ்லாமியர் மேலே ஒரு ஒரு சில வெறுப்புகளோடு இருப்பாங்க அதாவது இந்த அந்த மதத்தை பிடிக்காத ஒரு சில நபர் இருப்பாங்க ஆனாலும் வந்து கர்நாடகா அது கேரளாவில் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வாக்குகளை கூட நம்ம வாங்கணும் கண்டிப்பாக சிறுபான்மையாக இருக்கக்கூட கிறிஸ்துவரோ இஸ்லாமியர்களோ வாக்கு கண்டிப்பாக பாஜக கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணாலுமே கிறிஸ்துவரும் சரி இஸ்லாமியும் சரி பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்துக்கள் நம்பியே நம்ம வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறது நீங்கள் கே கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் பாஜக ஒருபோதும் ஆட்சி பிடிக்காது அப்படிங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிறதுனால ப்ரொப்பகண்டா ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து நம்ம மதத்தை இழிவுபடுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஷாருக்கான் வந்து தீபிகா படுகோன் கூட பதாங்கிற படத்துல பிகினி காஸ்டியூம்ல வந்து இவங்க இருக்காங்க தீபிகா படுகோன் ஆரஞ்சு கலர்ல அதாவது காவி உடையில இருக்கிற இருக்கிற ஒரு நடிகையை வந்து இவர் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஷாருக்கான் சீன்றாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறது சும்மா ஒரு படத்து மூலயமா ஏதோ ஒரு கருத்தை எங்கேயோ ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ண மிஸ்டேக் மிஸ்டேக் கூட கிடையாது அது தவறும் கிடையாது அப்படி அந்த ஒரு காட்சி மூலயமா நம்மளோட நம்மளோட க வந்து இழிவுபடுத்திட்டாங்க பாருங்க அதுவும் இஸ்லாமியர் வச்சு இழிவுபடுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது இப்போ இந்த கேரளா ஸ்டோரி மூலயமா மூலமாக வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணி மக்கள் மத்தியில் வந்து பாஜக எதிர்ப்பு கிளம்புறத வச்சு அவங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்ட அதாவது அந்த தவறான கருத்தை மக்கள் வந்து உணர்ந்து அதை புரிஞ்சு ஐயோ அப்படிதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் இருந்துருவாங்க அந்த அந்த அச்சத்து மூலயமா அந்த வாக்கு வந்து நம்ம வாங்கிடலாம் இப்படி இது இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகவே தேவையில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிசிட்டியே போதும் அதுதான் அவங்களோட நோக்கமும் அந்த நோக்கம் வந்து அவங்க சரியா எடுத்துகிட்டே போயிட்டே இருக்காங்க இப்போ இந்த சங்கிகள்லாம் எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி டாக்குமெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்களா குஜராத் ரயட்ஸை பற்றி இந்த குஜராத் கலவரத்தில் மோடியோட பங்கு என்ன மோடி எப்படி வந்து கண்ணை மூடிட்டு இருந்தாரு எப்படி இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டதை வந்து சகிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத வந்து பிபிசி டாக்குமெண்ட் வந்து வெளியிடுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி வந்து எந்த ஸ்டேட்லையுமே வந்து பெருசாக வந்து வெளியிடவில்லை நம்ம திமுக கூட வந்து பெருசாக அதுக்கு ஸ்டெப் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கேரளாவில் ஆள்றது காங் அது இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு கட்சிகளுமே சரி போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணாங்க எந்தெந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த வீடியோ விட முடியுமா விட்டாங்க கிட்டத்தட்ட அதுக்கு பதிலடி மாதிரி தான் இருந்தது கேரளா ஸ்டோரிங்கிறது வந்து அங்கே இஸ்லாமியர் கொல்லப்பட்டதுலாம் எடுத்து வெளில விட்டல இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு மறைமுகமான சங்க் பரிவார் வேலையாக தான் இது இருக்கும் இதுக்கான அடுத்த படி தான் இது வந்து இது பதிலடி தான் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப திரைப்படம் மூலியமா வந்து பாஜக கொடுக்குது அப்படிங்கிறத இவங்களே வந்து சொல்கிறாங்க பாஜகவில் இருக்கிற ஆட்களே சரி அவங்களே வந்து எழுதுறாங்க ஏன் உண்மை வெளிவரதுல உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் வந்து நீங்கள் பயப்படுறாங்க பயப்படுறீங்க படத்தை மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை மட்டுமே வரலாறு படத்தை மட்டுமே வந்து இதுதான் வந்து உண்மை அப்படின்னு நம்பிக்கை எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அவங்க ம அவங்க மத்தியில் ஒரு ஒரு விஷத்தை வந்து விதைக்கிறதுக்கு சமம் இது குறிப்பாக பெண்கள் வந்து இப்படி மதமாற்றப்படுறாங்க அதுவும் யார் சக பெண் தோழிகள்னால மதமாற்றப்படுறாங்க அப்படின்னா காலேஜில் காலேஜுக்கு அனுப்புகிற பெண்கள் இந்து பெண்களில் வந்து காலேஜுக்கு அனுப்புகிற இந்து பெற்றோர்கள் வந்து என்ன மனநிலையில் இருப்பாங்க நீ எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணையும் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்காத அப்படியே இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ காலேஜ்னா காலேஜில் கிளாஸில் பார்த்தியா பேசினியா அதோட இருந்துக்கோ நீ அந்த அந்த அதாவது காதலிக்கிறத விட்டுங்க இதுக்கப்புறம் சக பெண் தோழிகள் கூட கிடைக்க மாட்டாங்க பெண்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வட்டத்தை இப்போ இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதியில் கூட இது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாதிக்கப்பட போகிறது சிறுபான்மையாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் யாருமே வந்து நெருங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளாரியே வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னா இது ஒரு விதமான வந்து ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்திடும் அதுவும் அந்த வயசுல வந்து கிட்டத்தட்ட பதினேழு இருபத்தொரு வயசுல தான் வந்து நட்புகள் வந்து வளர வளரக்கூடிய அந்த தருணத்துல அங்கே வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கி நீ நானும் வேற உனக்கு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு ஒரு அரசியல் இருக்கு நீ நானும் வேற வேற அப்படின்னு அப்ப விதைக்கிற விஷம் இருக்கு பாத்தீங்களா அது வாழ்நாள் முழுக்க தொடரும் அது அவங்களோட குழந்தைக்கும் கடத்துவாங்க இந்த இடத்துலயே வந்து இந்த விஷத்தை அறுத்தெறியறது ரொம்ப நல்லது இந்த படத்தை புறக்கணிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமையும் நன்றி